ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சேர்த்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் வாண்டா விஜன் தேலே பேக்டவுன் தமிழில் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுருந்தேன் ஓகேவா அதுக்கே ஒரே கமெண்ட் வந்துச்சு என்ன பண்ணால் காஸ்மிக் ஆகுமே சூப்பர் மேனில் பவுசன் எப்படி தமிழ் சொல்லுங்கள் போ அப்படின்னு வி விக்எம்சி அந்த கமெண்ட் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் இப்போ அது கேட்டிருந்தாரு சரி இதை நம்ம விடுவோமா அதான் இன்றைக்கி நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ போகலாம் அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணி நாங்கள் இப்போலாம் வீடியோ போடுவோம் அப்படி நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று கிளியர் பண்ணிக்கணும் யார் இந்த காஸ்மிக் காமர்ஸ் மேன் ஓகே இதை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கோங்க என்ன பண்ணால் நம்ம தாருக்கு ஒரு ஸ்ட்ராங் ரூன் கிங் தார்னு இருக்குது ஓகே காஸ்மிக் தார்னு இருக்குது ஓகேவா காஸ்மிக் எனர்ஜி தார்னு கூட இருக்குது பட் அதே மாதிரி சூப்பர் மேனுக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு ஸ்ட்ராங் வேர்ஷன்ஸ் இருக்குது அதுலேயே ரொம்ப பெஸ்ட்டான வேர்ஷன் தான் இந்த காஸ்மிக் ஆர்மர் சூப்பர் மேன் ஓகேவா சரி இவரோட தான் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்கும் ஆனால் இவரோட நேம் ஒன்றும் அவ்வளோ நல்லா பப்ளிசிட்டி ஆகலை ஏன்னு பார்த்தீங்கன்னா டிசி வந்து ஒரே கிட்டத்தட்ட ரெண்டே ரெண்டு காமிக்கில் தான் இவர் வந்து சண்டை போடுற மாதிரியும் இல்லை காமிக்கில் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கும் மூவியில் கொண்டு வராங்களான்னு கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா மேபி ஐடியா இருக்கலாம் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நம்ம பத்து வருஷம் வெயிட் பண்ண தான் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா சூப்பர்மேனுக்கு இன்னும் ஃபேன்ஸ் கூடணும் இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி தான் காமிக்காங்க இன்னும் சூப்பர்மேனோட ஸ்ட்ரென்த்லாம் கூடுற மாதிரி காமிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு என்னோட ஃபீட்பேக்கு ரெண்டாயிரத்தி இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவரால் மார்ஷன் மேன் அண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இவரும் ஒரு ஏலியன் அவரும் ஒரு ஏலியன் அவருக்கும் இவருக்கு ஈக்குவலான பவர் இருக்குது இந்த காஸ்மிக் காம மேன் அவரை ஒரு அடியில் எங்கேயோ போச்சுட்டாரு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்மளோட சாதாரண மேனே பேட்மேனை தொட்டாலே பேட்மேன் அங்கே போய் விழுந்துருவார் இப்போ இவர் இவர் எவ்வளோ பவர்னு பாட்டுக்கோங்க ஸ்ட்ராங்காக வசனா அந்த மேனே அந்த மேனுக்கு முன்னாடியே நம்மளால் நிற்க முடியாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட்லாம் வே வேறு லெவலில் இருக்கும் ஆக்சுவலாக இவரோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்ஸோடய பிக்காக இருக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸே இவரால் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில நம்ம காமிக்லி பார்க்குற அளவுக்கு இவர் ஸ்ட்ராங்கடாக நானும் படிச்சிருக்கேன் நீங்கள் யாராவது படிக்கணும் விரும்புனீங்களா அதுக்கு ஒரு அதாவது அதுக்கு ஒரு ஆப் இருக்குது அதை நான் இல்லை சொல்ல விரும்பல என்னை இன்ஸ்டாகிராமில் யாராவது ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா சரி இப்போ நம்ம மெயின் இதுக்கு வரலாம் இவ்வளோ பவர்ஸ் எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணி அது என்னென்ன பவர்ஸ் இவ்வளோ மெயின் பவர் எல்லாம் வீக்னஸ் எல்லாத்தையுமே பார்த்துலாம் வாங்க பவர்ஸை நான் பார்க்கும்போது யோசிச்சு ஒரே ஒரு சொன்னாங்க யாரா இவன் அவ்வளோதான் ஓகேவா இவர் எல்லா பவர்ஸையும் சொல்கிறேன் அதுக்கு என்னால் முடியுமா நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் ஓகேவா சரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் இன்மார்டலிட்டி காட் லெவல் லெவலுங்க இவர் எல்லாமே காட் லெவல் தான் ஓகேவா அதை சொல்லே வேணாம் நினைக்கேன் இவர் ஒரு காடினே வச்சுக்கோங்க ஓகேவா அதே ரீஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா இவரால் ஒல்வெனுக்கு ஈக்குவலாக ரீஜென்ரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் கா ஹைலி காட்லி அப்படின்னு சொல்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி வார்பிங் ரியாலிட்டி வார்பிங்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும் அதாவது ரியாலிட்டி ஸ்டோனுக்கு ஈக்குவலான பவர் ஓகேவா சரி அடுத்து ஃப்ளைட்டு அடுத்து அடாப்டேஷன் இவருக்கு இப்போ ஒரு ரெட்சன்குள்ளே போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இவரால் அதுக்கு ஏற்றமே அடாப்ட் பண்ண முடியும் ஓகே அது பார்த்தீங்கன்னா plot manipulations space time manipulation என்னென்னு பார்த்தீங்கன்னா இவளால் ஒரு கிரகத்தை அதை டைமையும் மேனிபுலேட் பண்ண முடியும் அப்புறம் கிரகத்தை அவ்வளோ அழிக்க முடியும் அதுக்கப்புறம் அதை வந்து உருவாக்க முடியும் சூப்பரில் சரி அது பார்த்தீங்கன்னா கேஷுவாலிட்டி மேனிப்புலேஷன் குவாண்டம் மேனிப்புலேஷன் ஓகேவா அதுக்கடுத்து dimension manipulation information manipulation okay அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்வால்னரபிலிட்டி ஓகேவா இவரே ஒரு இன்வால்னபிள் ஓகேவா சரி இவருக்கு முக்கியமான பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்மிக் காஸ்மிக் எனர்ஜி மேனிப்புலேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளோட ஹீரோவில் தேனஸ் வந்து பவர் ஸ்டோன் யூஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் இவரோட இந்த பவர் வச்சு அவரோட பவர் ஸ்டோன் யூஸ் பண்ணது இல்லையா அந்த பவர் எல்லாத்தையும் அவரால் அப்சர்வ் பண்ணி திருப்பி அதை விட முடியும் லைக் பார்ட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒண்டர் உமனோட அந்த பிரேஸ்லெட்ஸோட சமல் அதுவே இவ்வளோ பார்க்க நல்லா இருக்குது அதுவோட சம லெவலில் இவரோட பாடி ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதான் இவருக்கு காஸ்மிக் ஆர்மர் அப்படின்னு பேர் இருக்குது ஓகேவா சரி இவருக்கு பெரிய வீக்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆம்னி பொட்டன்ஸால் இவரை கொள்ள முடியும் பியாண்டஸால் இவரை கொள்ள முடியும் ஓகேவா பியாண்ட் டஸ்ட் ஆம்னி படிச்சாலே நிச்சயமாக கொல்ல முடியலாம் சொல்லலை இல்லை எந்த ஃபேன்ஸ் எல்லாம் வந்துடாதீங்க அவங்களுக்கும் இவர் ஈக்குவல் தான் ஆனால் ஒரு வேளை அவங்க டிஃபீட் பண்ண முடியும் கொள்வது இவரை நிச்சயமாக முடியாதுங்க நான் அசந்து போயிட்டேன் இவ்வளோ பவர்ஸை பட்டோன்னே சரி இந்த இந்த வீடியோவில் ஆல்மோஸ்ட் எல்லா பவர்ஸ் எபிலிட்டிஸும் சொல்லியிருப்பேன் நினைக்க ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் சரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் யாரும் இந்த வீடியோ பண்ணிங்களோ ரொம்ப நன்றி தேங்க்ஸ் வாட்சிங் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது உங்களை ஹச்டி ஓகேவா தேங்க்யூ யாரும் இந்த வீடியோ பண்ணிங்க ரொம்ப நன்றி